ரொம்ப வாசிக்காத சில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா ஐயோ

உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் I am பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க ஃபீலிங்கா

Ha ha ha!